பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் தொடர்புடைய பெண் தலை துண்டித்து வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் பட்டப்பகலில் பெண் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவரான பசுபதி பாண்டியன் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்து பன்னிரண்டு பத்தாம் தேதி திண்டுக்கல் அடுத்துள்ள நத்தவனப்பட்டியில் உள்ள அவரது வீட்டிலேயே வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் உள்பட பதினெட்டு பேர் மீது தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் தொடர்புடைய பதினெட்டு பேரில் புறாமாடசாமி முத்துப்பாண்டி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்துவிட்டனர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்தான் நந்தவனப்பட்டி நிர்மலாதேவி சுபாஷ் பண்ணையார் நிர்மலாதேவி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றும் வருகிறது நந்தவனப்பட்டியில் பசுபதி பாண்டியன் பற்றி பண்ணையார் கோஷ்டிக்கு துப்பு கொடுத்தவர் நிர்மலாதேவி என்கிறது போலீஸ் அரப்பு சுபாஷ் பண்ணையார் ஆறுமுகசாமி நடராஜன் நிர்மலா அருண்மொழி அருள் ஆனந்தன் பிரபு அந்தோணி ரமேஷ் அருள் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய திண்டுக்கல் ஈபி காலனியைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் மர்ம நபர்களால் புதன்கிழமை வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் ஈபி காலனியில் உள்ள தண்ணீர் தொட்டி அருகே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் காத்துக் கொண்டிருந்த இடத்தில் நிர்மலா நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு சென்ற மர்ம நபர்கள் நிர்மலாவின் தலையை துண்டித்து உள்ளனர் பின்னர் அந்த தலையை மட்டும் நந்தவனப்பட்டி பகுதியில் உள்ள பசுபதி பாண்டியனின் வீட்டின் முன்பு வைத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் இதுகுறித்து தகவலறிந்த தாடிக்கொம்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நிர்மலாவின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் பெண் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்தில் எஸ்பி சீனிவாசன் டிஜி விஜயகுமாரி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட நிர்மலாதேவிக்கு பெருமாள் என்ற கணவரும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது